வணக்கம் பெருமுடா ட்ரையாங்கிள் இது வந்து வட அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கடற்பகுதி இதை வந்து டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் எப்படி என்ன அப்படின்னா இந்த வழியில் செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் அல்லது கப்பல்களும் ஏதேனும் விபத்திற்கு உள்ளாகிவிடும் அவை மீண்டும் திரும்பி வருவதில்லை அப்படின்னு ஒரு பெரிய வதந்தி ரொம்ப நாட்களாக நிலவிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அதிக அளவில் விட்டு தீர்ந்தன இங்கே பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிளை குறித்து ஏகப்பட்ட கட்டுரைகள் வந்து இணையத்தில் இன்னைக்கு உலகிட்டு இருக்கு ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு இது பாருங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு உலகத்தின் முன்னணி ஊடகங்கள் எல்லாமே இந்த பெர்முடா ட்ரையாங்கல் குறித்த கட்டுரைகள் வெளியிட்டிருக்கின்றன இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏகப்பட்ட கட்டுரைகள் வந்து வந்திருக்கு சரி இந்த பெர்முடா முக்கோண மர்மங்கிறது எந்த அளவுக்கு உண்மை ரெண்டே நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க Vignanam dot blogspot dot com அப்படின்னு ஒரு பிளாக் நான் வச்சுருக்கேன் இந்த பிளாக்ல பெருமுடா முக்கோண ரகசியங்கள் அப்படின்னு ஒரு சொல்லிக்கட்டுரை வச்சுருக்கேன் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெப்சைட் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் என்னென்னா ஃப்ளைட்டெல்லாம் எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்கான இணையதளங்கள் இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கிளிக் பண்ணுவோம் இப்போ இந்தியாவில் இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறேன் அமெரிக்காவுக்கு போவோம் இது தென் அமெரிக்கா இது பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா இப்போ இங்கே பாருங்கள் இந்த பெருமுடா ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய இடம் எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மேப்பில் தெரியுது பாருங்கள் இந்த ஏரியாவை பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த ஃப்ளோரிடா மாகாணத்திலேருந்து இந்த தீவுலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா தான் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாருங்க இந்த படத்தில் என்ன கிளியராக இருக்கா சரி வேணா பார்த்துங்க சரி இப்போ நாம் இங்கே வரோம் இது வந்து ஃப்ளோரிடா மாகாணம் இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன தீவு இந்த சின்ன தீவுலேருந்து இப்படி இதுலேருந்து இப்படி இருக்கக்கூடிய பகுதி தான் பெருமுடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ வந்துட்டு இருப்பாருங்க யூஏஎல் இருபத்தெட்டு பதிமூணு அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு இதை இப்போ கிளிக் பண்ணுவோம் இது என்னென்னா நியூயார்க்லேருந்து சான் ஜூன் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டுருக்கு சரிங்களா பாருங்க எங்கேருந்து புறப்பட்டு எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத காட்டுது இந்த ஃப்ளைட்டு இப்போ பெருமுடா ட்ரையாங்கிள் பகுதியில் போயிட்டுருக்கு மார்னிங் டைம்லையோ அல்லது ஈவினிங் டைம்லையோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய ஃப்ளைட் வந்து இந்த வழியாக போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது இப்போ சொல்லுங்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் உண்மையா பொய்யா